வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் ஒன்பதாம் வகுப்பு அளவியல் சாப்டர் பார்க்கலாம் கனசதுரத்துக்கும் கனசவகத்துக்கும் என்ன வேறுபாடு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல முக்கியமான கணக்கு ஏழாம் கணக்கு அதையும் பார்க்கலாம் வாங்க வடிவியலில் உருளை கோலம் கூம்பு போன்ற பல வடிவங்கள் இருக்கு ஆனால் அவை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பண்புகள் தனித்தனியாக இருக்குது கன செவ்வகத்துக்கும் கனசதுரத்துக்கும் மட்டும் பொதுவான பண்புகள் இருக்குது அவை என்னென்னா இரண்டுமே திடப்பொருட்கள் இரண்டுலேயுமே ஆறு முகங்கள் எட்டு செங்குத்துகள் மற்றும் பன்னெண்டு விளிம்புகள் இருக்குது மேலும் அனைத்து கோணங்களுமே தொண்ணூறு டிகிரிக்கு சமம் அப்போ என்னதான் வேறுபாடு பார்க்கலாம் கனசதுரத்துல எல்லா முகங்களும் சதுர வடிவத்தில் இருக்குது ஆனால் கன செவ்வகத்துல செவ்வக வடிவ முகம் கனசதுரத்தில் அனைத்து விளிம்புகளுமே சமமாக இருக்கும் அதாவது பக்க அளவுகள் சமமாக இருக்கும் இங்கே வந்து பக்க அளவுகள் வெவ்வேறு அளவிலானவை ஒரு கனசதுரம் அப்படிங்கிறது சதுரத்தோட முப்படிமான வடிவம் கன செவ்வகம் அப்படிங்கிறது செவ்வகத்தோட முப்படிமான வடிவம் கனசதுரத்தில் மொத்தம் பன்னெண்டு மூளைவிட்டங்கள் இருக்குது மூளைவிட்டங்கள் ஒரே அளவிலானவை ஆனால் கனசெவகத்தில் பன்னெண்டு மூளைவிட்டங்கள் இருக்குது இதில் மூளைவிட்டங்களின் நீளங்கள் வெவ்வேறு அளவிலானவை இதுதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் செவன்த் சம் நான்கு சென்டிமீட்டர் பக்களவுடைய ஒரே மாதிரியான மூன்று கனசதுரங்கள் பாருங்க நான்கு சென்டிமீட்டர் பக்களவுடைய ஒரே மாதிரியான மூன்று கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது மூன்று கனசதுரங்களையும் இணைக்கும் போது என்னாகுது ஒரு கன செவ்வகம் உருவாகுது இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன செவ்வகம் அப்போ இந்த புதிய கன செவ்வகத்தோட நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் நான்கு சென்டிமீட்டர் உயரம் நான்கு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா நீளம் மட்டும்தான் வேறுபடுது அகலமும் உயரமும் அதே தான் கேள்வி புதிய கனசெவகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு காண்க புதிய கனசெவகத்தின் நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அகலம் நான்கு சென்டிமீட்டர் உயரம் நான்கு சென்டிமீட்டர் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா ரெண்டு பெருக்கல் LB plus BH plus LH மதிப்புகளை பிரதியிட்டு சுருக்குனீங்கன்னா விடை இருநூத்தி இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பக்கப்பரப்பு two H into L plus B மதிப்புகளை பிரதியிடுங்க சுருக்கணும்னா விடை நூற்றி இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம புத்தகத்தில் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி எட்டு இதே மாடல் சம் தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் சம் ஃபார்முலாஸையும் பயிற்சி கணக்குகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ